டீ டே தம்பி எனக்கு ஒரே ஒரு பிஸ்கெட் தாடா ப்ளீஸ் நான் தர மாட்டேனே எனக்கு மட்டும்தான் நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் அந்த பிஸ்கெட்டை ஏய் தரலனான்னு ஒன்று அச்சிருவேன்டா போட்டா தரையால்னு அடிக்கட்டுமா நீ காலையில் தானே நாலு பிஸ்கெட் சாப்பிட்ட போடா நான் தர மாட்டேன் போடா தம்பி கொஞ்சம் பின்னாடி திரும்பி அப்பா ஏண்டா சின்ன குழந்தைகிட்ட ஏன்டா பிஸ்கெட் கேட்டு மிரட்டின்னு இருக்க அப்பா இல்லைப்பா அது என் பிஸ்கெட்ப்பா திரும்ப திரும்ப போய் சொல்கிற உன்னாயப்பா வா அடிக்கிறேன் இல்லைப்பா அது ஏன் பிஸ்கெட் நான் போய் சொல்கிறான் குத்துங்கப்பா குத்துங்கப்பா மூக்கிலே குத்துங்கப்பா அவன் பிஸ்கெட் அவன் பிஸ்கெட்னு சொல்கிறான் பாருங்கப்பா குத்துங்கப்பா இது அவன் பிஸ்கெட்டா மாட்டியா மாட்டு அடி வாங்க பாரு அப்பா அது என் பிஸ்கெட்ப்பா அவன் உன்னோட குட்டி பையன்தானே அவனே சாப்பிட்டோம் கம்னரு இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரி சாப்பிடுங்க நான் கேட்டாலும் அவனுக்கே தரீங்க போங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் நடந்திருக்கா